அண்ணா மாதம் வண்டி பழக்க உழவு பழக்க ஏதாச்சும் இருக்காண்ணா பாய்ச்சல்ண்ணா ரேட் எவ்வளோ பார்த்தீங்க காருக்கு சொல்லுங்க காரி காலக்கண்ணுங்களா கண்ணுங்களா அதுங்களா எத்தனை மாதம் ஆச்சுங்க அது ஒரு பன்னெண்டு மாதம் இருக்குங்க